வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி நைன்த் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ரெக்கவரி ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு டைம் இப்போ நைன் ஃபிஃப்டின் ஆகுது ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் தான் இன்டிமேட் பண்ணபடி அப்படியே மார்க்கெட் வந்து அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அது வந்து பையிங் ட்ரெண்டுன்றனால கேண்டில் நமக்கு பார்க்குறக்கு க்ரீன் கலரில் வந்து இருக்குது பட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் நியூ ட்ரெண்ட் வருது இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெண்ட் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெண்ட் வந்திருக்கு வரும்போதே நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ டைம் வந்து நைன் சிக்ஸ்டீனு நைன் சிக்ஸ்டீனுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வருது வந்துட்டு அது பக்கத்தில் பாருங்கள் thirty five thousand four twenty ஃபோரில் செல் பண்ண சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இது இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நார்மலாக சார்ட் மூவ் பண்ணுற மாதிரியே மூவ் பண்ணும் பட் அதோட சேர்த்து உங்களுக்கு கால்ஸும் வந்து கொடுக்கும் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ஷோ பண்ணும் ட்ரெண்ட் எப்படின்னா இப்போ பைங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டிலாக காட்டும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் ஷோ பண்ணும் ஸோ கேண்டில் கேண்டில் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே ட்ரெண்ட் என்ன இப்போ அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதே சமயத்தில் அந்த ட்ரெண்டு மாறுற அந்த செகண்ட்லேயே அந்த கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஸும் வந்து கிடச்சிரும் இப்போ நமக்கு எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனோன்னு கால்ஸ் கிடச்சிச்சு அந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸும் வரும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு thirty five thousand four twenty four point தேர்ட்டியில் செல் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துடுது அது கீழே இருக்க ரெண்டு லைன் டார்கெட் லைன் மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன்னு கம்ப்ளீட் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆகிட்டு இன்னமும் அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து செல் கால் இன்னமும் ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடைச்ச அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது போக ஆப்ஷன்லையும் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆப்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகி பத்து நிமிஷம் ஆனோன்னே நமக்கு டார்கெட்டை ரீச் அவுட் ஆயிருக்கு கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா செல் கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த செல் கால் இப்போ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் ட்ரேடிங் போகுது இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand five hundred put option so நம்ம புட் ஆப்ஷன் பார்க்குற காரணம் பை கால் காண்டி பார்க்குறோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் பை பண்ணலான்றக்காண்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நமக்கு த்ரீ எயிட்டியில் பைக்கால் வந்திருக்கு வந்தது இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சை தாண்டி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு அடுத்த மணி ஆப்ஷனே ஷோ பண்ணியிருக்கோம் இன்னும் இந்த மணி ஆப்ஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் கூட உங்களுக்கு நிறைய மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் நம்மளால் இன்னும் நிறைய ப்ராஃபிட் கூட இந்த மணி ஆப்ஷனில் புக் பண்ண முடியும் அடுத்த மணியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு த்ரீ எயிட்டியில் வந்த பைக்கால் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி